அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தாய்மொழியான தமிழுக்கு முதல் வணக்கம் எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இன்றைய இளைஞர்களின் எண்ணம் லட்சத்தை நோக்கியா லட்சியத்தை நோக்கியா என்கிட்ட கேட்டால் நான் கண்டிப்பாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா இளைஞர்கள் அவங்களுக்கான பாதையில் லட்சியத்தை நோக்கி அழகாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லுவேன் தூக்கத்தில் வருவதல்ல கனவு எது ஒன்று உன்னை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு அப்படின்னு சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அதற்கேற்ற மாதிரி இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தன்னுடைய தூக்கத்தையும் பசியையும் மறந்து தன்னோட கனவை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இன்று இளைஞர்களுக்கு பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு யாருங்க சொன்னா இன்னைக்கு இளைஞர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் லட்சத்தை எதிர்பார்த்து வந்து போராடல இல்லைங்க ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு தான் எல்லாரும் போராடினாங்க இருந்து தெரிய வேணாமா நாங்கள் லட்சியத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம் இந்தாமா பொண்ணு இப்போ எந்த பையன் தான் லட்சியத்தை நோக்கி ஓடுறான் எல்லாம் காசு சம்பாதிக்க லட்சத்தை நோக்கி தானே ஓடிட்டு இருக்காங்க நீ இப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுவும் உண்மைதாங்க அப்படி ஓடுற பசங்களை கூப்பிட்டு தம்பி உனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்துச்சாப்பா அப்படின்னு கேளுங்களேன் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருந்துச்சுங்க ஆனால் லட்சத்தை நோக்கியோட காரணம் என்ன தெரியுமா அவனுடைய குடும்ப சூழ்நிலை அந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நிறைய பேர் இன்னைக்கு தன்னோட லட்சியத்தை இழந்துட்டு லட்சம் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க இளைஞர்களை உங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் தனித்திறமை இருக்கும் கனவு இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் உங்கள் மனதில் வையுங்கள் மனதில் வைத்து லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பியுங்கள் லட்சங்கள் மட்டுமல்ல கோடிகள் கூட உங்கள் காலடியில் குட்டும் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டா இது ஒரு செலிபிரிட்டியோட கதை தான் ஒரு பையன் இருக்காரு அவருக்கு மியூசிக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காலேஜ்ல முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு நான் வந்து மியூசிக் போனேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லை ஒன்று வேலைக்கு போ இல்லைன்னா அடுத்து படி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு அவர் அவங்க அப்பாட்ட ரொம்ப போராடி ஒரு வழியாக பர்மிஷன் வாங்கிறாரு அப்படி வாங்கிட்டு தான் யார் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் ப்ரூவ் பண்ணுறாரு மற்றவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணுறாரு அன்னைக்கு அவங்க அப்பா நீ வேலைக்கு இருப்போம் அப்படின்னு சொன்னப்போ தன்னோட லட்சியத்தை விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாருங்க இதுல இருந்தே தெரியுதா இளைஞர்கள் அவர்களுக்கான பாதையில தன்னம்பிக்கையோடு ஓடிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் செய்தித்தாள்கள் பார்த்தும் செய்திகளை கேட்டும் செய்திகளை தெரிஞ்சுக்கிறத விட நிறைய பேர் மீம்ஸை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிறோம் அந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இதில் லட்சக்கணக்கான காசு எதுவும் வரப்போறது இல்லை ஆனால் சாமானிய மக்களுக்கும் அந்த செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லட்சியத்தை நோக்கி அவங்களும் ஓடிட்டு தானே இருக்காங்க இது இப்போ இருக்க கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையிலிருந்து தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி வேலை இழந்த இளைஞர்களும் லட்சத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த கம்பெனிக்கு நிறைய பேர் போல அவங்க தன்னோட சுயத்தொழிலை செஞ்சு தான் சாதிக்கணும் அப்படின்னு லட்சியத்தை கையில் எடுத்துட்டு இன்னமும் போராட்டி தாங்க இருக்காங்க தோல்வி இன்றி வரலாரா துக்கம் என்ன தோழா ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும்